வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்காவோட கிச்சன்ல தான் இருக்கும் அக்கா வந்து ஒரு ரெசிபி வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பாட்டி வந்து செஞ்சாங்க இப்போ வந்து எனக்கு அக்கா வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க அக்கா அந்த ரெசிபி என்னக்கா சிம்லி உருண்டை இது பாத்தீங்கன்னா என்னோட நம்மளோட சேனல் அம்மா சமையல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கதையோடவே செஞ்சு காமிச்சிருப்பேன் ஏன்னா இதுல ஒரு மாப்பிள்ளை விருந்துன்னு ஒரு கதை வரும் அந்த கதை கதையும் சொல்லிக்கிட்டு செஞ்சிருப்பேன் அந்த கதை வந்து ரொம்ப டமாசா இருக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல இவங்க மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பொருள் நான் எப்பவுமே போகும்போது வந்து செஞ்சு கொடுப்பாங்க நான் எடுத்துட்டு போவேன் எடுத்துட்டு போன அடுத்த நாளே வந்து காலி ஆயிடும் இப்ப சிம்லி உருண்டை செஞ்சிடலாமா செய்யலாக்கா அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா முந்நூறு கிராம் வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது முந்நூறு கிராம் வச்சுருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் எள்ளு அந்த காலத்தில் வந்து நம்ம கருப்பு எள்ளு தான் போடுவோம் இப்போ நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வேர்க்கல்ல வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இது வறுத்து வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு முந்நூறு கிராம் ஏன்னா நம்ம இப்போ முந்நூறு கிராம் வந்து மாவு வைக்கிறோம் அதுக்கடுத்து இது ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இதுக்கெல்லாம் சேர்த்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ செய்ய ஆரம்பிச்சலாம் எண்ணெய் வந்து அந்த ரொட்டி சுட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் தேவையான அளவு இப்போ நம்ம வந்து ராகி மாவை இதில் போட்டுக்கலாமா சிட்டிகை உப்பு இதை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக வச்சு நல்லா ரொட்டி தட்டுற அளவுக்கு இது ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப கஷ்டம் இல்லை ரெண்டாவது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இதை தான் வந்து மாப்பிள்ளலாம் வீட்டுக்கு வந்தால் வைப்பாங்க இப்போ மாப்பிள்ளைக்கும் வைக்க போறீங்களாக்கா நம்ம மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா அவருக்கும் பிடிக்கும்க்கா ஏன்னா இது ஹெல்த்தியானதுனால பிடிக்கும் அவருக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பேசணும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தனியாக ஏன்னா கல்லில் அப்படியே நம்ம இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தட்டிட போகிறோமா சரி சரி தண்ணி ஊற்றி பனையும் போது மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க நம்மளோட பாட்டி பற்றி சொல்லுங்கக்கா முதல் பாட்டியை பத்தி சொல்றதோட என்ன பத்தி சொல்லிடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வயசு வரைக்கும் இந்த அம்மா பாட்டில் பால் குடிப்பாங்க அந்த பாட்டில் பரவாயில்ல அந்த பாட்டில்ல பாலை ஊத்தி இந்த அம்மா தலாடிய போட்டு பத்துங்க அந்த பாட்டில் இருந்து வாயில வச்சுக்க முடியாதா நாங்க வந்து வாயில எடுத்து வைக்கணும் அப்படின்வாங்க அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாட்டில் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு தூக்கி வீசிடுவாங்க அந்த பாட்டில இந்த வேலை வந்து நீ செய்வ அடிக்கடி அதுக்கப்புறம் அதை மறக்கடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் இப்போ வந்து இப்போ பாட்டில் பால் குடிப்பான்னு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அதுக்கு தான் வந்து குழந்தைங்களுக்குலாம் பாட்டில் பால் பழகக்கூடாது பாட்டில் பால் வந்து ரொம்ப கெட்டது குழந்தைங்களுக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு டம்ளரில் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மூடி போட்ட மாதிரி ஒரு டம்ளர்லாம் வருது அதிலெல்லாம் கொடுத்துக்கோங்க உரிய டம்ளர் இந்த மாதிரிலாம் வருது அதில் கொடுத்துக்கோங்க அதுக்கு தான் இதை சொன்னேன் இப்போ வந்து எங்கள் பாட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இவன் வந்து சின்ன பொண்ணு நான் வந்து இவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன் மெயினா வந்து நான் கை குழந்தை இருக்கா குழந்தை நான் தெரியாது எதை பத்தியுமே தெரியாது எங்க ஆயா பாத்தீங்கன்னா எது செஞ்சாலும் கரெக்டா செய்யணும் சுத்தமா செய்யணும் இந்த மாதிரி ஆயா வந்து எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்கம்மா நம்ம சமையல் வந்து நீங்க யார்கிட்டமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் வந்து நம்ம ஆயா கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்போ வந்து நீ ஏழாவதோ எட்டாவதோ படிக்கிற ஆயாவோட சமையல் உனக்கு எது பிடிக்கும் பாட்டி வந்து நம்ம களி செய்வாங்கல்லக்கா ராகி களி அது வந்து சூப்பரா செய்வாங்க அவங்க அதுக்கு வந்து மீன் குழம்பு இல்ல நான்வெஜ் ஏதாவது வச்சு சாப்பிடுவாங்கக்கா அதுல விட எனக்கு வந்து இந்த கருவாட்டு தொக்கு வைப்பாங்க அந்த கறிக்கு அதெல்லாம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணுவாங்க அதுக்கு இந்த பச்சை தக்காளி இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி தோரம் பருப்பு போட்டு கடைஞ்சிருவாங்க அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் <laughs> இதுவுமே வந்து நம்ம பாட்டியோட டிஷ் தான் இது வந்து யார் வந்தாலும் இந்த ஸ்வீட்டை வந்து பண்ணிடுவாங்க இப்போ நம்ம மாவு பிணைஞ்சாச்சு அடுத்து வந்து நம்ம எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த எள்ளு வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கருப்பு எள்ளு தான் போடுவாங்க நம்ம வந்து சரி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை எள்ளை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து எள்ளு பொறிஞ்சிடணும் அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனையும் நல்லா வரும் பொரிஞ்சோன்னா நல்ல வாசனை வரும் வெடிக்க ஆரம்பிக்குதுக்கா நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது போதுமா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் தோசைக்கல் வச்சுக்கலாம் அப்புறமா நல்லா இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து அதில் தட்டும் போது நல்லா கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இப்படி உருட்டிக்கணும் இந்த மாதிரி உருட்டிட்டு தட்ட ஆரம்பிச்சிருங்க இந்த தோசைக்கல்ல எண்ணெய் போடக்கூடாது எண்ணெய் போட்டால் அது என்ன ஆகும்னா நம்ம தட்டும் போது அதில் மேலே மேலே வரும் இது அதனால எண்ணெய் போடாது அதனால இந்த மாதிரி சிலருக்கு வந்து கை இப்படி தோசைக்கல்லையே தட்டுறதுக்கு பயமா இருக்கும் அந்த மாதிரி பயமா இருக்கிறவங்க ஒரு வெள்ளை துணி போட்டு தட்டு மேல தட்டி எடுத்து போடலாம் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகணும்க்கா நல்லா வேக வச்சு சிம்ல வச்சு நல்லா வேக வைக்கணும் பாருங்க அப்படியே திருப்பி போட்டு அதாவது கொஞ்சம் வெந்த வந்து திருப்பி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வேக விடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாவை வந்து வேக விடாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு சேராது கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கணும் ஒரு தட்டில் நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியாக பிணையணும் அப்போ தான் வந்து நம்ம சாஃப்டாக இருக்கும் ஆமாம் நல்லா சாஃப்டாக இருக்கு இது வந்து நம்ம உரல்ல தாம்மா இடிக்கணும் இப்போ எங்கே யார் வீட்லேயும் உரல் அந்த மாதிரி இருக்கும் அதனால நம்ம இந்த மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை அரைச்சாச்சுமா இந்த மாதிரி அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி இப்போ தட்டில் போட்டுருவோம் பாதி வந்து தட்டில் போட்டிருக்கேன் இதில் இருக்குது இப்போ வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம வந்து அந்த ரொட்டி வந்து அரைச்சது இருக்குமா இதுலேயே வேர்க்கலை போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வேர்க்கலை போட்டீங்கன்னா அந்த எண்ணெய் பசையோட ஒட்டிக்கும் அப்படி இதுனா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும் இப்போ வந்து இதில் பாதி வந்து இந்த ரொட்டி அரைச்சது இருக்குமா இந்த வேர்க்கல்ல வந்து இதில் கொட்டி அரைச்சாதான் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் அப்படிலாம் வெறும் வேர்க்கல்லையும் எள்ளும் போட்டு அரைச்சோம்னா அப்படி எண்ணெய் பசை மாதிரி வந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைக்கணுமா ரொம்ப பவுடரா வேணாம் ரொம்ப பவுடரா வேணாம் இப்போ வந்து இதை ஒரு பவுல்ல கொட்டிடலாம் அடுத்து இதையும் எல்லையும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் கொட்டிக்கலாம் நல்ல வாசனை வருதுக்கா ஆமா எல்லும் வேர்களையும் போட்டதுக்கப்புறம் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எல்லோ அந்த அடையும் வந்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் சரிக்கா போய் மீதி இருக்கிற இந்த அடை அரைச்சது அதுக்கப்புறம் இந்த எள்ளு வறுத்த எள்ளு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி இது வாசனைக்கு தான் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் போட மாட்டாங்க இது வாசனைக்காக போட்டுக்கிறது இதை ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு வருவோம் அதுக்கப்புறமா வெள்ளத்தையும் போட்டு சுற்றிக்கலாம் சரி அப்புறமா இந்த எள்ளு போட்டோன்னே இதுவும் எப்படி இருக்கு இப்போ இதுலேயே வந்து இந்த வெள்ளத்தை போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் சரி சும்மா ஒரு சுத்து சுத்திக்கலாமா இத அக்கா இதுல நாட்டு சக்கரை போடலாமாக்கா வெள்ளத்துக்கு பதில ஆமாமா நாட்டு சக்கரை போடலாம் அப்புறம் பனை வெள்ளம் இருக்கு இல்லையா அது அப்புறம் அச்சு வெள்ளம்னு ஒண்ணு விற்பாங்க அது அந்த அச்சு வெள்ளத்துல எல்லாம் வந்து கல்லு மண்ணு அதெல்லாம் எதுவுமே இருக்காது இதுவுமே அச்சு வெள்ளம் தான் அது வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம் இல்லைன்னா நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டி ஊத்தணும் அதனால இதை அப்படியே போட்டுடலாம் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் சக்கரை மட்டும் போடக்கூடாது ஆமா சக்கரை போடக்கூடாது இப்போ வந்து இதை இதுல கொட்டிடலாமா அந்த வெள்ளம் போட்டோன்னே இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் இப்போ வந்து இதை நல்லா ஒரு பணம் பனைஞ்சிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்க்கா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வச்சு சாப்பிட்லாம் வெளியவே கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு கூட கிடையாது அக்கா இதில் வந்து தண்ணியோ இல்லை எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேண்டாமாக்கா இல்லம்மா அந்த நம்ம வேர்க்கல்ல எள்ளு வெள்ளம் இதெல்லாம் சேர்க்கறது தொட்டு இது நல்லா வந்து இப்படி பிணைஞ்சா இப்படி பிசு பிசு தன்மையோட வந்துடும் உருட்டை பிடிக்கும் போது நல்லா சூப்பராக வந்துடும் இதில் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த மாவில் ஊற்றி பிணையிறேன் தண்ணி அவ்வளோதான் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா கெட்டு போயிடும் அதனால இது வந்து ஒரு இருபது நாள் கூட நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம் நான் எடுத்துட்டு போனேன்னா அடுத்த நாளே காலி ஆயிடும் தாங்க <laughs> இப்போ வந்து உருண்டை மாதிரி பண்ணிடலாம்னாக்கா இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் முந்திரி வறுத்து போட்டுக்கலாம் இல்லை வேணாமா விட்டுலாம் ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாமா சூப்பர் அப்போல்லாம் வந்து ஆயா வந்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிப்பாங்க அதனால நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி சரி இப்போ சூப்பரான சிமலி உருண்டை வந்து அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் டேஸ்ட் பண்ணிக்கமாக்கா சூப்பராக இருக்குது உண்மையிலேயே கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் இது இப்போ இருக்க பசங்க வந்து எல்லாமே வெளியே சாப்பிட்றாங்க இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட ரெண்டாவது குழந்தைகளுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை கலர் பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இது வந்து நம்மளோட பழைய காலத்து சாக்லேட்னே சொல்லலாம் இது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது நாங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணது இன்னைக்கு ஒரே ரகல தான் பாத்தீங்கன்னா ப்ளூப்பர்ஸ் கண்டிப்பா ரமேஷ் வந்து எடுத்து போட்டுருவாப்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த ப்ளூப்பர்ஸ்க்காக என்னதான் எப்படி எப்படி காட்ட போறானே தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி